Thank you. பகவத் மிஷின் குடும்பினர் அனைவருக்கும் என்னோடய சிறந்த சார்ந்த வணக்கங்கள் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப பேசிலாம் பழக்கம் இல்லை இதானால் சொல்லி ஆகணுன்ற ஒரு மன ஊந்தல் இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி சார் காந்தியோட பிறந்தநாள்ன்றப்ப எப்படி தோணுது அப்படின்னா காந்தி நாட்டுக்கு அழகாக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இங்கே பகவத் மிஷினில் ஐயா வந்து தனி மனித சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் சில விஷயத்த எப்படினாலும் சரி டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது புக்ஸ்லேயோ இதில் இங்கே வந்து பார்த்துட்டு நீ எவ்வளோ பெரிய உன் மன உளைச்சல் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓசிடின்றது மன பிரச்சனைன்னு தெரியாமல் நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாம் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை அதில் அகம்புறம் நிறைய டாபிக் இருக்குது அதில் எல்லாம் எவ்வளோ தூரம் இறங்கி சொல்லித்தரணுமோ சொல்லித்தராங்க யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப விடுதலையான மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதுக்குன்னு நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை பேஸை நான் வேறு எடுத்துட்டேன் இனிமேட்டு என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக என்ன நான் டெவலப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்